This conference will now be recorded. Okay. Are you able to hear my voice without any break are you able to view the screen screen are you able to view the screen shall we start okay welcome to the class 9 on unit number 5 power devices and display devices display devices welcome to the class 9 on unit 5 power devices and display devices subject electronic devices electronic devices right okay any break in my voice okay okay welcome to the uh, last class uh, the, that is the last portion of your uh, uh syllabus uh, electronic devices class number 9 power devices and display devices unit number 5 electronic devices with this i am going to wind up the syllabus of all five units i hope you already submitted assignment number 3 4 5 and test 2 and test 3 i'm going to evaluate the uh, test period test 2 and period test 3 uh, coming saturday coming within uh, coming saturday sunday uh, i will display your marks on sunday night or monday morning coming uh, may 4th may 4th morning okay power bjt today's class we are going to see power BJT and power MOSFET. These two are uh, topics, remaining topics in unit number 5. Power BJT and power MOSFET. What do you mean by power BJT? Power BJT na என்ன power MOSFET na என்ன எங்க இதை நம்ம யூஸ் பண்றோம் power BJT power bipolar junction transistor what are power transistors power transistors are solid state components acting as high speed switches that operate only in cutoff and saturation region, not in linear region. யூஸ்ஃபுல்லே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிரான்சிஸ்டர் வந்து மூணு ரீஜனில் ஆப்ரேட் ஆகும் இது வந்து லீனியர் ரீஜனில் இது ஆப்ரேட் ஆகாது எது power transistor not in linear region not in linear region which one power transistor cutoff state place saturation is not in linear region so இது எதுல ஆப்ரேட் ஆகும்னா கட் ஆஃப் ரீஜன்லயும் சேச்சுரேஷன் ரீஜன்லயும் ஆப்ரேட் ஆகும் மோனிகா வை left check your mobile phone linear ரீஜன்ல இது ஆப்ரேட் ஆகாது எது பவர் டிரான்சிஸ்டர் கட் ஆஃப் ரீஜன்லயும் சேச்சுரேஷன் ரீஜன்லயும் ஆப்ரேட் ஆகும் கட் ஆஃப் ரீஜன்ல வந்து அது ஆஃப் ஆகும் சேச்சுரேஷன் ரீஜன்ல அது ஆன் ஆகும் அதாவது எப்படி யூஸ் ஆகும்னா ஆன்லைன் டிரான்சிஸ்டர் வந்து யூஸ்ஃபுல்லா எந்த மோட்ல ஆப்ரேட் ஆகும் லீனியர் ரீஜன்ல தான் ஆப்ரேட் ஆகும் ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டர் இதெல்லாம் வந்து ஆன்லைன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது இந்த லீனியர் ரீஜனில் தான் ஆப்ரேட் ஆகும் பவர் பிஜேடி யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து சுவிட்ச் மாதிரி ஆட் பண்ணும் சுவிட்ச் வந்து லீனியர் ரீஜன்ல ஆப்ரேட் ஆகாது ஒன்னா கட் ஆஃப் ரீஜனில் இருக்கும் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும் அல்லது சேச்சுரேஷன் ரீஜன் ஆன் ஸ்டேட்ல இருக்கும் power BJT is three terminal device okay எதுக்காக ஆர்டினரி பைபோலார் டிரான்சிஸ்டர்ல இருந்து பவர் பிஜேடி போறோம் we need very large current we need to drive very high current device so we need very high amplification so that's why we are going for power BJT power handling capacity and high voltage resistance in off state the construction of power BJT is slightly different than that of a normal ordinary transistor. என்ன டிஃபரன்ஸ்னா it has light extra lightly doped N minus region called as collector drift region in addition to base emitter collector npn regions we have n minus region எதுல இருக்கும் பவர் பிஜெட்ல இருக்கும் ஆனர் பிஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது பவர் பிஜேடியில அடிஷனலா என் மைனஸ் ரீஜன் இருக்கும் so what is power BJT power பிஜேடிங்கிறது power transistor power bipolar junction transistor இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஹை கரண்ட் டிவைஸை அல்லது வெரி ஹை லோடை வந்து டிரைவ் பண்றதுக்காக ஆப்ரேட் பண்றதுக்காக இந்த பவர் பிஜேடி யூஸ் பண்றோம் இந்த பவர் பிஜேடி வந்து கட் ஆஃப் ரீஜன்லையும் சேச்சுரேஷன் ரீஜன்ல ரெண்டு ரீஜன்ல மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும் இதுல லீனியர் ரீஜன்ல ஆப்ரேட் ஆகாது லீனியர் ரேஜில் ஆப்ரேட் ஆனால் தான் அது ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டராக யூஸ் பண்ண முடியும் நான் லீனியர் நான் லீனியர் ரீஜன் கட் ஆஃப் சேச்சுரேஷன் ரெண்டு நான் லீனியர் ரீஜன் அந்த ரீஜனில் ஆப்ரேட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டராக யூஸ் பண்ண முடியாது எதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னா அதை சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அந்த மாதிரி சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து power bipolar bipolar junction transistor BJT வந்து யூஸ் பண்ணுறோம் ஆர்டினரி பிஜேடி வந்து ஹை பவருக்கு யூஸ் பண்ணுறதில்ல சும்மா சின்ன ஆம்பிளிஃபயர் சின்ன ஆசிலேட்டர் ஹார்லி oscillator Colpitts oscillator RC oscillator இந்த மாதிரி சின்ன சின்ன oscillator circuits amplifier audio amplifier இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் சர்க்கூட் செய்யறதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம்னா ஆர்டினரி ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்றோம் ஆர்டினரி பிஜெடி யூஸ் பண்றோம் இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா இதை நீங்க லேப்லயே பார்க்கலாம் லேப்ல பவர் சப்ளை இருக்குல்ல பவர் சப்ளை எடுத்து தான் நீங்க கனெக்ஷன்லாம் கொடுக்குறீங்க அந்த பவர் சப்ளை பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும் பவர் பவர் சர்க்யூட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும் உங்களோட பவர் சப்ளை நீங்க லேப்ல பவர் சப்ளை வாங்கி செய்வீங்களா எக்ஸ்பிளோன்லாம் செய்றீங்களா பவர் சப்ளை வாங்க பின் அந்த பவர் சப்ளை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வாட் இஸ் திஸ் இது வந்து ஒரு பவர் டிரான்சிஸ்டர் ஆதித்யா செக் பண்ணு இது வந்து ஒரு பவர் டிரான்சிஸ்டர் உன்னோட இது வந்து உன்னுடைய பவர் டிரான்சிஸ்டர் வந்து பவர் சப்ளைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஓட்டு இருக்கும் இது வந்து பவர் டிரான்சிஸ்டர் அப்போ இது என்ன சார் மேல கேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா பவர் டிரான்சிஸ்டருக்கு ரெண்டு ரெண்டு லீடு தான் வெளியே நீட்டிட்டு இருக்கும் ஒன்னு எமிட்ரு இன்னொன்னு பேஸு அப்போ கலெக்டர் எங்குது இதுதான் கலெக்டரு பவர் டிரான்சிஸ்டருக்கு இது கலெக்டரு எமிட்டர் ஒன்று நீட்டிட்டு இருக்கோம் பேஸ் தெரியல இதுல பேஸ் ஒன்று நீட்டிட்டு இருக்கோம் ரெண்டு டெர்மினல் தான் வெளியே நீட்டிட்டு இருக்கும் பவர் டிரான்சிஸ்டருக்கு இந்த கேஸ் தான் வந்து கலெக்டர் இந்த பவர் டிரான்சிஸ்டரோட சிம்பிள் வந்து ஆர்டினரி பிஜேடி மாதிரி என்பிஎனுக்கு இந்த மாதிரி இருக்கும் பிஎன்பிக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ பவர் டிரான்சிஸ்டரோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கு பவர் டிரான்சிஸ்டரோட ஸ்ட்ரக்சர் பவர் டிரான்ஸ்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு எம்டர் இருக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்டர் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பி டெக் பேஸ் இருக்கு NPN transistor N P N transistor இது ஆர்டினரி பிஜேடி பவர் பிஜேடி என்ன இருக்குன்னா அந்த அடிஷனலா என் மைனஸ்ங்கிற ஒரு லேயர் இருக்கும் பவர் பிஜேடி இது நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் when the n layer is added for, for, for the power BJT which is shown in, which is known as drift region without n minus. The power BJT has four layer structure of alternating P and N type. It has three terminals. The most of the power electronic applications power transistor work in common emitter configuration. In power in power switches, NPI transistor are most widely used than PNP transistor. NPN டிரான்சிஸ்டர்ல வந்து வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்றோம் ஏன் என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றோம்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல வந்து ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ் அது ஹோல்ஸோட மூவ்மெண்ட் வந்து எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா இருக்கும் அதனால யூஸ்ஃபுல்லா நம்ம எல்லா அப்ளிகேஷனுக்கும் என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றோம்னா இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ் இதுல ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஸோ அதனால நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்னா பவர் சுவிச்சஸில் என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம் பிஎன்பி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறதில்ல எலக்ட்ரானோட மொபைலுக்கு வந்து ஜாஸ்தி compare to force characteristics of the the device by the doping level thickness of The drift of the drift region down the breakdown voltage power the power டிரான்சிஸ்டரோட திக்னஸ் வந்து எது டிட்டர்மைன் பண்ணா அந்த பவர் டிரான்சிஸ்டரோட பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து எது டிட்டர்மைன் பண்ணா அந்த ட்ரிஃப்ட் ரீஜன் தான் டிட்டர்மைன் பண்ணணும் thickness of the drift region power டிரான்சிஸ்டரோட பிரேக் டவுன் வோல்டேஜ் எது டிட்டர்மைன் பண்ணா thickness of the drift region drift ரீஜியனா எதுப்பா ட்ரிப்ட் ரீஜியன் எங்க இருக்கு ட்ரிப்ட் ரீஜியன் எங்க ஸ்ட்ரக்சர்ல ட்ரிப்ட் ரீஜனுங்கிறது எங்க இருக்கு இதுதான் அந்த ட்ரிப்ட் ரீஜியன் இந்த ட்ரிப்ட் ரீஜியனோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும் பவர் டிரான்சிஸ்டரோட பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும் பவர் டிரான்சிஸ்டரோட விஐ கேரக்டர்ஸ் எதுக்கு எதுக்கு இடையில கிராஃப் குறைஞ்சிருக்கும் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடையில கிராஃப் குறைஞ்சிருக்கும் இது வந்து ஒய் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து கலெக்டர் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் ஒய் ஆக்சிஸ்ல வந்து கலெக்டர் கரண்ட் இந்த ரெண்டு இந்த கலெக்டர் வோல்டேஜ் வேரி பண்ணி கலெக்டர் கரண்ட்டை நோட் பண்ணி கிராஃப் வரைகிறோம் by keeping base current constant base current ah fix பண்ணிட்டு base current ah fix பண்ணிட்டு base current ah fix பண்ணிட்டு fix பண்ணிக்கோ base current ah fix na enna constant constant ah vechukku base current ah constant ah வச்சுக்கிட்டு collector voltage vary panni எக்ஸாசிஸ்ல இருக்கு கலெக்டர் கரண்ட்டை நோட் பண்ணி ஒரு கிராஃப் வரையணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி ஆர்டினரி டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா உனக்கு மூணு ரீஜியன் தான் இருக்கும் cut off region saturation region linear region இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய region cut off region linear region அப்புறம் வந்து ரீஜியன் ஹார்டு சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரே ஒரு பிளட் அவுட் பார்த்தீங்கன்னா second ground one primary ground ரெண்டு பேப்பர் சார் ஸ்டக் ஆகுது சார் வாய்ஸ் அவங்க சார் பவர் டிரான்சிஸ்டர் சில ரீஜன் சார் வாய்ஸ் உங்களை கேட்க முடியும் சார் பவர் டிரான்சிஸ்டர் ரெண்டு கிரவுண்ட் இருக்கு primary ground ordinary transistor. The major difference of quasi saturation. Quasi saturation and the secondary ground voltage. Quasi saturation region is available only in power transistor. The primary ground is similar to the uh, ordinary transistor. they don't even what are the applications of BigJT? SMPS திரும்ப பவர் கேல்குலேட்டர் நம்ம அதுல இருக்கு அதுல பவர் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இருக்கு ஏசி இன்வெர்டர்ஸ் நம்ம e இருக்கு இதுலயே display AC motor control control எல்லாத்துக்குமே அது இது பவர் மாஸ் பவர் மாஸ் ரேட்டுங்கிற சிம்பல் எப்படி இருக்கும் பவர் மாஸ் ரேட் உங்களுக்கு இதெல்லாம் இதான் இதான் வந்து பவர் மாஸ் ரேட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபோர்ஸு நடுவில் இருக்கிறது வந்து ட்ரெயின் கடைசியில் இருக்கிறது கெட்டு இது வந்து power MOSFET right a power MOSFET is specific type of metal oxide semiconductor field பர் transistor doesn't handle significant power levels compared to the other power semiconductor devices such as an insulated gate bipolar transistor or a thyroid. What are the main advantages of power transistor? Power MOSFET, high switching speed, good efficiency at low voltages. So இதோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் பவர் மாஸ்பெட் இதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் பவர் மாஸ்பெட் பவர் மாஸ்பெட்ல ரெண்டு இப்போ யூஸ்வலாக ரெண்டு மாஸ்பெட் வந்து பவர் மாஸ்பெட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன்று டி மாஸ் ஒன்று டி மாஸ் டிமாஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் டபுள் டிஃபியூஷன் மாஸ்ஃபெட் இந்த மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எதுன்னா இந்த இது வந்து இருந்து தான் சோர்ஸ் எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த என்டேப்ல இருந்து இந்த என்டேப்ல இருந்து இந்த பக்கம் ஒரு சோர்ஸ் நீர் எடுத்திருக்கோம் பிடேக்கும் சேர்த்து எடுத்து வச்சுதான் கேட் எடுத்திருக்கோம் கேட் எடுத்திருக்கோம் ரைட்டு இந்த என் கிளாஸ்ல இருந்து தான் ட்ரெயின் எடுத்திருக்கோம் இந்த என் இருந்து இருந்தா இது ரெண்டு ட்ரெயின் எடுத்திருக்கோம் சரியா நடுவில் வந்து இந்த டிஃப்ட் ரீஜன் அடிஷனல் பவர் டிரான்சிஸ்டர்ல இருக்குது நல்லா பண்ண நோட் பண்ணிக்கோ என் டைப் வந்து சின்னதா இருக்கு பி டைப் வந்து பெருசா இருக்கு பிக் பி பி பிக்கா இருக்கு எதை என் என் பிளஸ் என் பிளஸோட பி சப்ஸ்டேட்டோட இது வந்து பிக்கா பெருசா இருக்கு என் வந்து சின்னதா இருக்கு அதுல இருந்து சோர்ஸ் இந்த பக்கம் ஒரு மெயில் இருக்கு இந்த பக்கம் ஒரு மெயில் இருக்கு சோர்ஸ் கனெக்ட் பண்ணி எடுத்து வெளியே எடுத்துக்குவோம் இங்கே கேட் இதுல இருந்து ஒரு டெர்மினல் எடுத்து கேட் டெர்மினல் எடுத்துக்குவோம் இங்க இருந்து ட்ரெயின் இங்க இருந்து ஒன்று எடுத்து ட்ரெயின் எடுத்துக்குவோம் அப்ப இதுல இருந்து எடுத்து என்ன பண்ணிக்கோம்னா நம்ம கேட் எடுத்துக்குவோம் ரைட் நல்லா பாத்துக்கோங்க இதுல மாஸ்ல வந்து கேட்டுக்கு யூஸ் பண்ற அந்த பிடிஎஃப் சப்ஸ்கிரைப் வந்து சேனலோட வித்து வந்து பெருசா இருக்கு என்ன சோர்ஸ் யூஸ் பண்ற சேனலோட வித்து வந்து சின்னதா இருக்கு இதுக்கு நடுவில் வந்து பவர் டிரான்சிஸ்டர்ங்கிறனால என் மைனஸ் அப்படிங்கிற ட்ரிப்ட் ரீஜன் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் The following are the properties of DMOS device. DMOS device is a double diffusion process. So what are the important uh, points we have to note, note down here? DMOS device is a double diffusion process. அதாவது ரெண்டு சோர்ஸ் வந்து ரெண்டு இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் கேட்டு ரெண்டு இடத்துல இருந்து இருக்கும் இடத்துல இருந்து இருக்கும் அதனாலதான் double diffusion process P region the n plus source regions are diffusion through common window this is defined by the edge of the gate the P region is being diffused deeper compared to the n plus source என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா பி ரீஜன் ஃபிகர் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் பி ரீஜன் வந்து அதோட சேனல் வித் வந்து அதிகமா இருக்கு டீப்பரா இருக்கு compared to N plus source அதனால தான் நான் ஃபிகர்ல மார்க் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சு உங்களுக்கு right The breakdown voltage and the on resistance are not two important parameters. Due to high voltage and high efficient frequency characteristic is similar to BJT, uh, the very high breakdown voltage is achieved due to lightly doped drift region. Very high breakdown voltage, very high breakdown voltage is achieved due to lightly doped drift region between drain and channel regions. இது எங்க இருக்கு ரீல்ஸ் பார்த்தா தெரியும் இதுதான்ப்பா அந்த ட்ரிஃப்ட் ரீஜியன் இந்த ட்ரிஃப்ட் ரீஜியன் வந்து இந்த ட்ரிஃப்ட் ரீஜியன் வந்து இந்த ட்ரிஃப்ட் ரீஜியன் வந்து தின்னா இருந்ததுன்னா பிரவுடன் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் இது எதுக்கு எதுக்கு கடவுள் இருக்கு இந்த பிடெப் கேட்டு அந்த என்டைப் சோர்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து என்டைப் ட்ரெயினுக்கு இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த ட்ரிப் ரீஜியன் இருக்கு So very high ப்ரீவியஸ் இயர்ல mention voltage is achieved due to lightly doffed roof region. The end roof region thickness should be as thin as possible in order to achieve lower drain resistance. These are important points. These are important points. First, we have to know the DMOS special. La, not going to important points. Na, double diffusion process will be reduced. Next one is very important point. Na, high voltage and high frequency similar to BJT BJT மாதிரி தான் இருக்கு பவர் பிஜேடி மாதிரி இருக்கு பி ரீஜியன் இஸ் டிஃபியூஸ்டு இது வந்து deepest compared to N plus four இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்தது இந்த drift region thickness should be as thin as possible Muthukumar check out data connection data card check பண்ண முத்துக்குமார் அச்சீவ் lower drain resistance. VMOS. VMOS stands for vertical mental இதுல பாத்தீங்கன்னா அந்த டிமாஸ்க்கு விமாஸ்க்கு என்னன்னா இந்த கேட் வந்து வீட் டைப்ல இருக்கும் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா எண்ணும் என்டெக் கேட்டும் சாரி என்டைப் சோர்ஸும் ஃபீட்பேக் கேட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஓரளவு சேர்ந்து மாஸ்ல டிமாஸ்ல வந்து எப்படி இருக்குன்னா என்டைப் சோர்ஸ் வந்து சின்னதா இருக்கும் கேட் வந்து வித்து பெருசா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு எல்லாமே ஒரே வித்தா இருக்கிற மாதிரி இருக்கும் கேட்டா இருந்தாலும் சரி சோர்ஸா இருந்தாலும் சரி நடுவில் இருக்க என்மைனஸ் பிஜினா இருந்தாலும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல இதுல அப்புறம் அந்த பி பி அதோடைய கேட் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வி ஸ்ட்ரக்சர் ரைட் பார்த்தீங்கன்னா இதுல என்ன பி இது கேட்டு சோர்ஸ் ட்ரெயின் மோரலஸ் எல்லாம் ஒரே சேம் வித்தா இருக்கும் மாதிரி இதுல வி மாஸ்டர் டி மாஸ்ல அந்த மாதிரி இல்ல Following are the properties of EMOS devices consist of shaped groove structure, V groove structure. V-shaped gate makes cross-sectional area of source to drain path larger. இது ஒரு important point V shaped gate makes cross-sectional area of source to drain source to drain path larger source to drain path லார்ஜர்னா sourceல இருந்து source இருந்து தான் உனக்கு என்னது இது என் டைப்பா எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகும் சோர்ஸ் இருந்தால் ட்ரெயினுக்கு மூவ் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் ஸோ அந்த பாத்தை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் gate gate of of area or or the B group which controls current flowing through the VMOS structure is more complex compared to traditional FET device. This makes it more expensive compared to DMOS. DMOS ஓட கம்பேர் பண்ண VMOS வந்து expensive. what are the advantages of power MOSFET? Fast switching speed, advanced curling capability wide bandwidth ruggedness easy drive simple biasing easy of application easy of புக்கர் இது power MOSFET what are applications of power MOSFET power supplies use ஆகும் நம்ம லேப்ல யூஸ் பண்ணுற பவர் சப்ளைலே இது இருக்கு மாஸ்பெட் இருக்கு இப்போ வர லேட்டஸ்டா வரதெல்லாம் பவர் பிஜேடி யூஸ் பண்றாங்க பவர் மாஸ்பெட்டும் யூஸ் பண்றாங்க DC to DC converters low voltage motor controller ஸ்விட்சிங் devices inkjet printer automobile control electronics இது எல்லாம் பண்ணுவோம் இன்ஜெக்ட்லாம் வந்து லோ பவர் தான் யூஸ் பண்ணலாம் low power sorry low power dissipating transistor தான் யூஸ் பண்ணலாம் already bipolar junction transistor use பண்ணால் பவர் டிசிபேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இதே பவர் மாஸ்பெட் யூஸ் பண்ணீங்கன்னா பவர் டிசிபேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதனால இன்ஜெட் இந்த மாதிரி பிரிண்டர் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து low low power consuming low power dissipating device அந்த மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் பவர் பிஜேடி யூஸ் அது பவர் மாஸ்டர் யூஸ் பண்ணினா உனக்கு வந்து அதிகமாக பவர் டிஸ்பிளேட் ஆகும் ஓவர் ஹீட் ஆகும் வந்து ஹீட் ஆகாது பிரிண்டர்லாம் பற்றி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் பிரிண்டர்லாம் ஹீட் ஆகும் கெட்டர்லாம் ஹீட் ஆகும் கெட்டர்லாம் ஹீட் ஆச்சுன்னா இன்ஜெக்ட் கேட்ரேஜில் இருக்கிற அந்த காப்பர்லாம் டேமேஜ் ஆகிடும் அதனால வந்து பவர் மாஸ்பெட் தான் அதில் யூஸ் பண்ணுறாங்க லேசர்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க இன்ஜெட் பிரிண்டர்லையும் அதான் யூஸ் பண்ணுறாங்க thank you and wishing best of luck for your eight semester examination Have you received my lecture without any break have you received my lecture without any break right okay right okay um, whether whether whether voice is whether speech is speech is audible till the end till the end thank you sir yes, sir we receive your uh, we receive your report any problem whether speech is audible till the end voice is audible sir right okay so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் டைம் டேபிள் போட்டிருந்தாங்க இன்ன வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ மார்க்ஸ் எல்லாம் வந்து நான் மேக்ஸிமம் வந்து சண்டேக்குள்ள இவாலுவேட் பண்ணி மண்டேக்குள்ள தான் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நீங்க மேக்ஸிமம் சப்மிட் பண்ணாதவங்க எல்லாரும் பேப்பரை சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க நரேஷ் ராஜ் நீயும் சப்மிட் பண்ணி முடிச்சிரு உன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் நேற்று இன்னைக்கு இன்னைக்கு மெசேஜ் போட்டுருவேன் உங்களுக்கு கிளாஸ்க்கு ஆப்ஷன் தான் மெசேஜ் போடுவேன் பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துக்குவோம் ஸோ ஆப்ஷன்டேஸ்னா ஆப்ஷன்டேஸ் மார்க் பண்ணிடுவோம் வேற வழி இல்லை ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்டேஸ் போட்டோம்னா உங்களுடைய ஃபேக்கல்ட்டி அட்வைஸரும் பார்ப்பாங்க உங்களுடைய class first year coordinator doctor Balamurugan sir பார்ப்பாரு ஸோ அதனால வந்து ஆப்சன்டேஜ் வந்து எஸ் என்ன வருதோ அதை அப்படியே போட்டுருவோம் அப்புறம் வந்து டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிடுங்க யார் யார் முடிக்கலையோ அந்த டெஸ்ட்டை முடிச்சிடுங்க சண்டே அன்னைக்கு எவாலுவேட் பண்ணி ரெண்டு டெஸ்ட்டோட மார்க்கும் மண்டே காலையில உங்களுக்கு போட்டுறேன் அசைன்மெண்ட் மார்க்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்லயே பார்த்துக்கலாம் டெஸ்ட் மார்க்கும் உங்க கிளாஸ் ரூம்லயே நீங்க பார்த்துக்கலாம் சண்டே நைட்டு அது மண்டே காலையில நீங்க பார்த்துக்கலாம் உங்களோட மார்க்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஃபேக்கல்டி அட்வைசருக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் ஒரு காப்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் கோஆர்டினேட்டருக்கும் அனுப்பிச்சிருவேன் மார்க்ஸ் எல்லாம் சரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அந்த மாதிரி இருந்ததுன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து நம்ம கூகுள் ஹேங் அவுட்ஸ்ல சேட் பண்ணோம் இல்லையா அதை வந்து நான் அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் அதில் உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுங்க எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே வந்துடும் நான் ஹேங் அவுட்ஸ் போனாலும் நெட் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து யாராவது மெசேஜ் போஸ்ட் பண்ணுறீங்களோ என்ன மெசேஜ் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜ் எனக்கு கூகுள் ஹேங் அவுட்ஸ்ல டிஸ்பிளே ஆயிரும் நான் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது கரஸ்பாண்டிங் கமெண்ட்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் அதனால கூகுள் ஹேங் அவுட்ஸ் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுங்க ஆதித்யா நான் ரெண்டு பேரும் நம்ம செக் செக் பண்ணலாம் கூகுள் கூகுள் வந்து இதோட இதை யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அனுப்பிச்சிருந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அது பண்ணலாம் ஜி போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அதை நான் ரெண்டு செக் பண்ணலாம் நாளைக்கு டைம் கிடைச்சுன்னா நாளை செக் பண்ணலாம் இல்லை சாட்டர்டே செக் பண்ணலாம் நம்ம okay this is I minding the class number nine நமக்கு ஏதாச்சும் ஃபர்தரா சர்க்குலர் வந்ததுன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க எனக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம் நீங்கள் கூகுள் ஹேங் அவுட்ஸ் யூஸ் பண்ணி எங்கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்கிட்ட ஊர் ஹேங்கர்ஸ் வந்து இந்த செமஸ்டருக்கு மேக்ஸிமம் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன் அதில் எல்லா கமெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரி teller sir roll number Naresh Raja roll number twenty one two years roll number twenty one what you want teller sir பற்றி என்னது what you want roll number twenty one roll number 21 enna paavenum so Roll number 21. Ah. வெவ்வேறு speeches sir is this semester is conductor are not for first year students first year students ஆனால் செமஸ்டர் கண்டக்ட் பண்ணி தான் மார்க் போட முடியும் மார்க் ஷீட்ல கொடுக்கணும் இல்லையா மார்க் கொடுக்கணும் இல்லையா Balamurugan first year first year students இருந்தாலும் மார்க் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும் தூங்கிறாதீங்க பாலமுருகன் அலர்ட்டா இருங்க ஆமா நீங்க வாட்டு தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் ரோல் நம்பர் ஒன் டூலாம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு போயிடுவாங்க ரோல் நம்பர் த்ரீ மட்டும் அப்புறம் ஆப்சென்ட் ஆயிடுவீங்க ஆமா ரோல் நம்பர் லெவன் ஏழு அட்டா வராப்ல ஹரீஷ் வாட் பழம் நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு பாலமுருகன் பேசுறது கேக்குதா are you listening me Balamurugan how to pass in exam easily study well study well அவ்வளவுதான் ஜாலியா படிங்க ஜாலியா படித்தா ஈஸியா இருக்கும் இப்ப நான் இந்த மாதிரி இப்போ ஸ்லைஸ்ல எடுத்து போட்டேன் இல்லையா உங்களோட டெக்ஸ்ட் புக் மட்டும் சஃபிஷியன் கிடையாது அதை தான் அதை தவிர ஆடுங்க ஆன்ல நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷு பிசிக்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அது எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் லெக்சர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்லயே எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் தான் வரும் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சம்மர் சீசனுக்கு டயர்ட் ஆகி தூங்கிடுவீங்க மேக்ஸா இருந்தாலும் சரி மேக்ஸா இருந்தாலும் சரி இல்ல பிசிக்ஸா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைன்ல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான வீடியோ லெக்சர்ஸ் அந்த மாதிரி எடுத்து படிங்க ஜாலியா படிங்க ஈஸியா புரியும் த்ரீ டி அனிமேஷன் அந்த மாதிரிலாம் பாருங்க பிசிக்ஸ்ல மேக்ஸ்ல வந்து வேற லெக்சர்ஸ்லாம் இருக்கு மேக்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கலாம் மேக்ஸ்ல சால்வ் பண்ணலாம் மேக்ஸ்ல இருக்கு அதில் டெஸ்ட்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் பாலமுருகன் புரிஞ்சுதா பாலமுருகன் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியாப்பா டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சீங்கன்னா தூக்கம் தான் வரும் Balamurugan are you understand are not okay right so வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சீங்கன்னா தூக்கம் தான் வரும் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ்னா அது ரிலேட்டடான நிறைய லெக்சர்ஸ் வீடியோஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு அதுல போய் நீங்க வந்து மேக்ஸ் வந்து வேற விதமா படிக்கலாம் மேக்ஸ் சரியா அதே மாதிரி பிசிக்ஸ்ல வந்து த்ரீ டி அனிமேஷன்லாம் இருக்கு பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்மி பண்ணி த்ரீ டி அனிமேஷன்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லெக்சர்ஸ் அதே மாதிரி எலக்ட்ரான் டிவைசஸ் அதே மாதிரி தான் ஹவு டு சால்வ் சர்க்கியூட் தியரிக்கெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு சர்க்கியூட் தியரிக்கு அதுல போய் சால்வ் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி ஆன்சர் பண்ணினா சர்க்யூட் தியரி வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும் சர்க்யூட் தியரி அதே மாதிரி எலக்ட்ரிக்கலும் அதே மாதிரி தான் சரியா அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் அது வாக்கி ஒன் டே த்ரீ கிளாஸ் மட்டும் வைங்க sir one day three class மட்டும் வைங்க சார் நான் ஏன் கிளாஸ் வைக்கிறேன் Aditya, speak. Use mic. Aditya, speak now. ஆதித்யா இல்ல சார் அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி பாலமுருகன் சார் சொன்னா அடுத்த வாட்டி பாலமுருகன் சார் வந்து கிளாஸ் வைக்க சொன்னாங்கன்னா மூணு கிளாஸ் மட்டும் வைக்க சொல்லுங்க சார் ஏ நாங்க சொல்ல முடியாது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய சொல்லுவாங்க அவங்க என்ன சர்க்குலர் போறாங்களோ அந்த சர்க்குலர் நாங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க தான் பாலமுர் சார்ட்ட கிளாஸ் அட்வைசர் வழியா வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும் நாங்க நாங்க நாங்க சொல்ல முடியாது எங்களுக்கு பிரின்சிபால் என்ன ஆர்டர் போறாரோ ஹெச்ஓடி என்ன ஆர்டர் போறாங்களோ கோஆர்டினேட்டர் என்ன ஆர்டர் போறாங்களோ நான் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும்னா அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும் go to Zoom app use பண்ணக்கூடாது கோ டு மீட்டிங் யூஸ் பண்ணா கோ டு மீட்டிங் யூஸ் பண்ணணும் கோ டு மீட்டிங் வேண்டாம் இல்லை வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னா வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் எங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களுக்கு சம்பளம் போடுறோம் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இதுக்குரிய வேலை இதுன்னா அந்த வேலையை நாங்கள் செஞ்சிடணும் நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி கன்வீனியன்ட் இருக்கோ அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கோஆர்டினேட்டருக்கும் ஃபேக்கல்டி அட்வைசருக்கும் தெரியப்படுத்துங்க கோஆர்டினேட்டர் வந்து ரிசீவ் பண்ண முடியலன்னா உங்க ஃபேக்கல்டி அட்வைசர் மேடத்துக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போட்டுடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு த்ரீ கிளாஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ த்ரீ கிளாஸஸ் மட்டும் வர்ற மாதிரி வந்து கிளாஸ் இது பண்ணுவாங்க ஓகே சார் ரைட் ஆதித்யா நாம வந்து அந்த இது அதை செக் பண்ணலாம் நீ சொன்னதை நான் பார்த்தேன் அது வந்து என்ன பண்ணா ஜி சூட்ல போய் வந்து சைன் அப் பண்ணி ட்ரையல் வெர்ஷன் சைன் அப் பண்ணி அதுக்கப்புறம் போய் வந்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு அதுல ஆன்லைன் பண்ற மாதிரி இருக்கு மீட்டிங் போடுற மாதிரி இருக்கு அதுல நான் வந்து நாளைக்கு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் உனக்கு ஓகே சார் ஓகே ரைட் இப்போ மைக்கை வந்து மியூட் பண்ணிக்க அட்டனன்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க roll number one roll number one Harish attendance note பண்ணிக்க டூ ரோல் நம்பர் டூ சரி three percent ten percent four five six six வந்து சிக்ஸ் ஏப்பா வரதில்ல ஹரிஷ் சிக்ஸ் மட்டும் ஏன் வரது இல்ல சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சார் இப்ப கடைசி மூணு தான் சார் சார் மட்டும் தான் சார் வந்திருக்கான் அதுக்கப்புறம் வரல சார் இல்ல electronic sir okay Haris Haris அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் பாத்துக்க நீ அனுப்பிச்சு okay okay three four five six option seven okay eight nine ten ten ten twelve ten twelve thirteen okay twelve fourteen Roll number 14. Number 15, 15, 15, என்ன பண்ணும் 15, roll number 15. அப்பதான் பண்ணுவா 15, up, 17. Wait, mute your mic. 18. Roll number 18. 19. 20. Roll number 20. Naresh Raj. Where are you? Okay, roll number 21. Roll number 21. Roll number 22. Roll number 22. 23. 24. Left 25, 26, 27, 28, 29, 30, 31 31 மச்சாடே ரெண்டு மாதம் சொல்றேன் 31 டைப் பண்ணி பாருங்க 31 32 33 31 வந்து option 34 35 36 37 38 39 okay Harish after this cut off and check பண்ணு 6 15 20 21 24 31 6 15 20 24 31 yes sir correct ah correct ah ka roll number yes, 6 yes sir 20 24 31 கிளாஸ் 9 வந்து Yes, option sir. Okay okay Yes, right sir. Okay thank you ம் தேங்க் தேங்க்யூ சார் அம்மா super thank you sir thank you sir for all thank you sir wish you best of luck for your end semester examination semester பலம் Bala mentah. Baru Bala. Deh bala. Bala. Bala deh bala. Ah